Kaka. Hayayo. Go get it. Hayayo. Lady Baga. Chăm chăm, chăm chăm, chăm chăm, chăm chăm, chăm chăm, từng từng cô. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு பையில பத்து பிசா கிடையாது என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல் என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு ராஸ்கல் யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க பத்து பைசா கிட்ட போடா ஆஹா நம்ம புட்ட நம்ம கிட்டே போடுறேன் ஆரம்பிச்சிட வேண்டியதான் டேஞ்சரஸ் பிள்ளை இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும் கெட்ல விழுந்துருவான்னு பார்த்தா மோஸ்கெட் பண்றான் கெட்ட பண்ணலாம் மூஞ்சி மோரையும் பண்ணு மூஞ்சி மோனையும் பண்ணி பண்ணலாம் oh, என் ஃபாதர் வாசிக்க என் மம்மி ஆட நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும் பிரச்சனை அவையா இந்த மாதிரி கலர் சட்டெல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா கருவாப்பையில Give respect, take respect, தேவை உள்ளான்னு தேவையில்லாதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான் போய் புடுங்கு போ போக்கா ஃபீலிங்கா என்ன என்ன feeling oh just happy happy happy காய் ஓ ஜஸ்ட் லுக் டேய் டேய் டேய் டேய் டேய் கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாரு ஐயா ஐயா டேய் வாய் ஊறுதா டேய் கொஞ்சம் ஊறுதா டேய் ஊடில ஊட்டி விடுங்க பாரு ஐயா ஐயா டேய் வாய் ஊறுதா டேய் கொஞ்சம் ஊறுதா டேய் லாங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன் கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா டெரரா ஆர்ச்சர் பண்ற ராஸ்கல் ஐயோ Hey! You, you, you! I pull up the idiot up the pool up the ass! ass, ஊட்டி விடுங்க பாட்டு ஐயா ஐயா வாய் ஊறுதாடே கொஞ்சம் விடுல ஊட்டி விடுங்க பாட்டு டேய் டேய் டேய் சோனமுத்தா ஏய் ஏய் ஏய் மிஸ்டர் தம்பி போங்க தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது ஓடுனது கிடையாது நீ என்னமோ ரெண்டு அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற வெளியே போங்கடா ஐயோ ராசிக்கலாம்